வணக்கம் இப்போ நம்ம பேங்க் நிஃப்டியில் ஒன் மினிட் சார்ட் பார்த்துட்ருக்கோம் இன்றைக்கி டே பார்த்தீங்கன்னா ஜனவரி டென்த் டைம் பார்த்தீங்கன்னா ஒரு லெவன் டுவெண்ட்டி ஒன் ஆகுது ஸோ இப்போ மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக டவுன் சைடில் இறங்கிக்கிட்டு இருக்கு இந்த சார்ட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பார்க்குறக்கு ஏதோ சேம் கலராக இருக்க மாதிரி இருக்கும் இப்போ சடனாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரெட் கலர் வந்த மாதிரி இருக்கும் ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு கேண்டிஸ்டிக் சார்ட் தான் ஒரு நார்மல் சார்ட் மாதிரியே தான் இந்த சார்ட்டும் ரன் ஆகும் இந்த சார்ட்டில் ஆனால் நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம்னா மார்க்கெட்னுடைய ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி கேண்டில் கலர்ஸ் வந்து வர மாதிரி செட்டப் பண்ணியிருக்கோம் ஸோ இன்றைக்கி டே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஓப்பன் ஆகிட்டு இப்போ லெவன் டுவெண்ட்டி ஒன் வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த சார்ட்டில் எந்த ஒரு டிப்ஸும் வந்து ஜெனரேட் ஆகலை நமக்கு இன்றைக்கி ஜெனரேட் ஆகிருக்க ஒரு ஃபஸ்ட்டு கால் ஒரு ஃபஸ்ட்டு டிப்னு எடுத்துட்டோம் அப்படின்னா இந்த செல் கால் தான் வந்து ஜெனரேட் ஆயிருக்கு ஸோ இந்த சார்ட்டில் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக மார்க்கெட்னுடைய ட்ரெண்டை அனலைஸ் பண்ணிட்டு அதுக்கேற்ற மாதிரி கால்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ணும் உங்களுடைய வேலை எப்படி இருக்கும்னா நீங்கள் எவ்ரிடே வந்து இப்போ நம்ம வீடியோ பார்க்குறீங்களா அந்த மாதிரி சார்ட்டை ஓப்பன் பண்ணி பார்ப்பீங்க பார்த்துட்டு இருக்கையில மார்க்கெட் ட்ரெண்ட் மாறையில் நமக்கு இந்த மாதிரி கேண்டில்னுடைய கலரை சேஞ்ச் பண்ணிட்டு நமக்கு இது வந்து என்ட்ரி எடுத்தால் எங்கே எடுக்கலாம் அதாவது அப்படியே பாருங்கள் அந்த ஃபஸ்ட் கேண்டில் கீழே sell at thirty eight thousand two nought three point forty அப்படின்னு வந்திருக்கு இப்போ trading two twenty two thirty இந்த ரேஞ்சில் தான் போயிட்டுருக்கு ஸோ செல்லிங் பாயிண்ட் என்ட்ரி பாயிண்ட்டுக்கு மேலே தான் ட்ரேடிங் வந்து போய்கிட்டு இருக்கு இப்போ நீங்கள் ஒரு ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இன்றைக்கி ட்ரேடிங்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஃபியூச்சரில் ஒரு லாட் செல் பண்ணலாம் ஆப்ஷன் பண்ணுறவங்களா இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் புட் ஆப்ஷன் எடுத்து ஒரு லாட் பை பண்ணுறேன்னா பண்ணிடலாம் இந்த சார்ட்டில் ஒரு ரொம்ப சிம்பிளான வேலை தான் நீங்கள் எவ்ரிடே இந்த மாதிரி சார்ட் ஓப்பன் பண்ணி பார்ப்பீங்க பார்க்கும்போது நமக்கு மார்க்கெட்னுடைய ட்ரெண்டு மாறும்போது தான் ஸோ இப்போ கரண்ட்டில் பை ட்ரெண்ட் போயிட்டு இருந்துச்சு இன்றைக்கி ஃபுல் டே பார்த்தீங்க அப்படின்னா previous day actually Friday Friday வந்து மார்க்கெட் க்ளோஸாக இருக்குது ஒரு த்ரீ ஓ கிளாக் போல் பார்த்தீங்க அப்படின்னா பைக்கால் ஓப்பன் ஆனபடி ஃபினிஷ் ஆச்சு நம்ம எண்ட் ஆஃப் த வீடியோவில் அந்த பைக்காலையும் ஷோ பண்ணுறோம் ஸோ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் ஸோ அந்த பைக்கால் ஓ வந்தபடி ஃபினிஷ் ஆயிருந்துச்சு ஃப்ரைடே அடுத்து அந்த ட்ரெண்டினுடைய கண்டினியூஷன் இன்னைக்கு ஓப்பனிங்லேயும் அப்படியே இருந்துச்சு மார்க்கெட் இன்னைக்கு ஓப்பனிங் கேப் அப் அப்படியே ஃபுல்லாக மார்க்கெட் ஏறிட்டே இருந்துச்சு அது ட்ரெண்டு பார்த்தீங்கன்னா ஒரு லெவன் ஓ கிளாக் அப்புறம் தான் இறங்க ஆரம்பிக்குது ஸோ அப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக டவுன் சைடில் இறங்கிக்கிட்டே வரல ஒரு லாஸ்ட் அந்த செல் காலுக்கு முன்னாடி ரெண்டு கேண்டில் பார்த்தீங்கன்னா நல்லா டவுனில் இறங்குச்சு நல்லா டவுன் சைடில் பிரேக் அவுட்லாம் கிடச்சிச்சு ஸோ அந்த பிரேக் அவுட் கிடச்சதுனால நமக்கு இப்போ சார்ட் பார்த்தீங்க அப்படின்னா இது ஆட்டோமேட்டிக்காக என்ன சொல்லிடுச்சுன்னா மார்க்கெட்னுடைய ட்ரெண்ட் மாறிடுச்சு இப்போ நீங்கள் பேங்க் நிஃப்டியில் செல் பண்ணலாம் அப்படின்ட்டு நமக்கு கால் வந்து ஜெனரேட் ஆயிருக்கு இப்போ ட்ரேடிங்கும் பாருங்கள் நமக்கு அந்த செல்லிங் பாயிண்ட்டுக்கு மேலே தான் வந்து போய்கிட்டு இருக்கு ஸோ நம்ம ரொம்ப ஈஸியாக இப்போ ஒரு லாட் வந்து எடுத்துடலாம் அடுத்தது ஒரு டார்கெட் எய்ம் பண்ணால் எங்கே எய்ம் பண்ணலாம் அப்படின்றதுக்கு கீழே ரெண்டு ரெட் கலர் ஸ்ட்ரைட் லைன்ஸ் இருக்குல்ல அதான் first target second target line மேலே இருக்க லைன் பார்த்தீங்கன்னா ஸ்டாப் லாஸ் லைன் இதில் நமக்கு ஃபஸ்ட் டாரட் ஷோ பண்ணுறது பார்த்தீங்கன்னா thirty eight thousand one nought seven point நைன்டீன்குது இது ஒரு டிஃபரன்ஸ் எவ்வளோ இருக்குன்னா இந்த செல் பாயிண்ட்டுக்கும் ஃபஸ்ட் டாரட்டுக்கும் ஒரு நைன்ட்டி ஃபைவ் பாயிண்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா டிஃபரன்ஸ் வந்து இருக்குது கீழே இருக்கிற லைன் பார்த்தீங்கன்னா செகண்ட் டாரட் மேலே இருக்க லைன் பார்த்தீங்கன்னா stop loss line so everyday ஒவ்வொரு நாளும் இந்த சார்ட் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட்னுடைய மூமெண்ட்டை அனலைஸ் பண்ணும் அது மேலே போதா கீழே வருதா அப்படின்றத பார்க்கும் பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி கேண்டிலுடைய கலரை சேஞ்ச் பண்ணி என்ட்ரி எடுத்தால் எங்கே இருக்கலாம் டார்கெட்ஸ் மெயின்டைன் பண்ணால் எங்கே வச்சுக்கலாம் ஸ்டாப் லாஸ் வச்சா எங்கே வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு கம்ப்ளீட்டான லைவ் மார்க்கெட் டிப்ஸ் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த சார்ட்டில் ஜென்ரேட் பண்ணி கொடுத்துட்டே இருக்கும் அப்படி நமக்கு இன்றைக்கி ஒரு லெவன் டுவெண்ட்டிக்கு அப்புறம் கிடச்சிருக்க ஒரு ஃபஸ்ட் கால் பார்த்தீங்கன்னா இந்த செல் கால் தான் செல் கால் பார்த்தீங்கன்னா ஜெனடா இப்போதைக்கு ஒரு டூ மினிட்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு தேர்ட் கேண்டில் வந்து ட்ரேடிங் வந்து போய்கிட்டு இருக்கு இன்னமும் அந்த செல்லிங் பாயிண்ட்ல தான் ட்ரேடிங் போகுது thirty eight thousand two nought three so இந்த கேண்டில் கலர் பாருங்கள் சேமாக இருக்கனால யார் வேணாலும் சரி நீங்கள் ஜஸ்ட் இந்த சார்ட் வாட்ச் பண்ணிட்டு இருக்கும்போதே ஓகே ரெட் கலரில் போயிட்டுருக்கு நம்ம இப்போ செல் பண்ணலாம் பேங்க் நிஃப்டின்ற ஒரு கன்ஃபர்மேஷன் நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் எடுத்துகிட்டு நீங்களே அதில் வர என்ட்ரி பாயிண்ட் யூஸ் பண்ணி ட்ரேட் பண்ணலாம் அதில் ஒரு டார்கெட்ஸ் வச்சு எய்ம் பண்ணிக்கலாம் ஸோ இப்போதைக்கு வந்திருக்க அந்த செல் கால் டேரெக்டாக போய் டார்கெட்டை ரீச் அவுட் கொடுக்குதா இல்லை ட்ரெண்ட் ரிவர்ஸ் ஆகிட்டு ஸ்டாப் லாஸ் ஆகுதா அப்படின்றத நம்ம டேரெக்டாக போய் பார்ப்போம் ஒரு த்ரீ கேண்டில்ஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சு ஃபோர்த் கேண்டில் ஃபோர்த் மினிட் வந்து ட்ரேடிங் போய்கிட்டு இருக்கு இப்போ டைம் பார்த்தீங்கன்னா ஒரு லெவன் ஃபிஃப்டி டூ ஆக போகுது நமக்கு கால் ஜென்ரேட் ஆன பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி டூ இப்போ ஃபிஃப்டி டூ ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து மூவ்மெண்ட் வந்து கொடுத்துருக்கு இந்த தேர்ட்டி மினிட்ஸ் மூவ்மெண்ட்டில் ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா செல்லிங் பாயிண்ட்டில் தான் ஃபுல் ட்ரேட் வந்து போச்சு லாஸ்ட் ஒரு செவன் கேண்டில் தான் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா இறங்குச்சு இறங்க ஆரம்பிச்சதில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஃபஸ்ட் ஆர்ட்டான thirty eight thousand one nought செவனை வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணி thirty eight one nought six range வந்து ரீச் அவுட் வந்து கொடுத்துருக்கு ஸோ நம்ம அந்த கால் ஜென்ரேட் ஆன பிளேஸையும் காட்டுறோம் ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு லெவன் டுவெண்ட்டி டூக்கு ஜெனரேட் ஆயிருக்கு தேர்ட்டி எயிட் டூ நாட் த்ரீல அது நமக்கு இப்போ ஃபஸ்ட் ஆர்ட்டு பிரேக் அவுட் வந்து ஃபிஃப்டி டூக்கு வந்து பண்ணியிருக்கு ஸோ இந்த மாதிரி தான் ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் நமக்கு போயிருக்கு ப்ரீவியஸ் கால் பார்த்தீங்கன்னா பைக் கால் ஆக்சுவலி நீங்கள் கேண்டில் பாருங்கள் இன்றைக்கி ஜான் டென்த் ஓப்பனிங் அப்படியே இந்த ப்ரீவியஸ் டேனுடைய ட்ரெண்ட் கண்டினியூ ஆகுது நமக்கு ப்ரீவியஸ் டே பார்த்தீங்கன்னா ஒரு த்ரீ ஓ கிளாக் போல் ஒரு த்ரீ ஃபைவ்க்கு நமக்கு வந்து பைக் கால் வந்து ஜெனரேட் ஆயிருக்கு ஸோ இது பார்த்தீங்கன்னா தேர்ட்டி செவன் எயிட் தேர்ட்டீனில் வந்திருக்கு வந்தது பார்த்தீங்கன்னா நைன் சிக்ஸ்டி ரேஞ்ச் வரைக்கும் மார்க்கெட் ரீச் கொடுத்துருக்கு ஸோ இந்த மாதிரி தான் ட்ரெண்டு மாறுறதுக்கு ஏற்ற மாதிரி நமக்கு கால்ஸ் வரும் இப்போ கரண்ட்டில் செல் கால்னால் அடுத்து பை கால் வந்துச்சுன்னா பை கால் அதாவது மார்க்கெட் ஏறிச்சுன்னா தான் பை ட்ரெண்ட் வரும் ஸோ அது வரையில் நம்ம பையிங் ட்ரேட் வந்து பண்ணிக்கலாம் ஸோ இப்போதைக்கு இன்னைக்கு செல் கால் ட்ரேட் ஓப்பன் ஆகி நமக்கு ஒரு நைன்ட்டி ஃபைவ் பாயிண்ட்ஸ் பார்த்திங்க அப்படின்னா ரீச் அவுட் வந்து கொடுத்துருக்கு நம்ம ஒரு ஆப்ஷனும் வந்து ஷோ பண்ணுறோம் இது பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி வீக்லி ஆப்ஷன் அதாவது கம்மிங் தேர்ஸ்டே எக்ஸ்பைரி ஆக போகிற ஆப்ஷன் தான் thirty eight thousand five hundred put option so இது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து புட் ஆப்ஷன் அப்படின்றதுனால நமக்கு ஃபியூச்சரில் பைக்கால் வந்தால் இங்கே செல் காலை காட்டும் இங்கே செல் கால்னால் அங்கே பைக்கால் ஸோ இந்த மாதிரி மாற்றி மாற்றி தான் இருக்கும் இப்போ ஃபியூச்சரில் செல் கால் போய்கிட்டு இருக்கு ஸோ அதனால் நம்ம புட் ஆப்ஷன் ஷோ பண்ணுறோம் இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு அழகான ஒரு பைக்கால் வந்து ஜெனரேட் ஆயிருக்கு சிக்ஸ் ஹண்ட்ரடில் பார்த்தீங்கன்னா பை பண்ணலாம் அப்படின்னு வந்திருக்கு ஸோ சிக்ஸ் ஹண்ட்ரடில் இங்கே பைக்கால் வந்திருக்கு இங்கே தேர்ட்டி மினிட்ஸ்க்கு அங்கே ஃபஸ்ட் ஆர்டர் ரீச் கொடுத்துச்சு நைன்டி ஃபைவ் பாயிண்ட்டில் இங்கே நமக்கு மூவ்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு சிக்ஸ்டி பாயிண்ட்டுக்கு மேலே ட்ரேடிங் வந்து போயிருக்கு ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் வீக்லி ஆப்ஷன் தான் அதுவும் வர வீக் எக்ஸ்பே வர தேர்ஸ்டே எக்ஸ்பைரி ஆக போகிற ஆப்ஷன் தான் ஸோ அதனால் என்னென்னு தெரில பெரிய மூவ்மெண்ட் வந்து கொடுக்கல ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் ஆனனால ப்ரீமியம் பார்த்தீங்க அப்படின்னா ரெடியூஸ் ஆயிடுச்சுனே கூட நம்ம சொல்லலாம் ப்ரீமியம் ரெடியூஸ் ஆயிருக்கு அதாவது இந்த மணி ஆப்ஷன் அதுவே வந்து இந்த அளவுக்கு ப்ரீமியம் வந்து ரெடியூஸ் ஆயிருக்கு நம்ம ஆப்ஷன் ட்ரேடும் பார்த்தீங்கன்னா எப்பயுமே ரெக்கமெண்ட் பண்ணுறது வந்து இந்த மணி ஆப்ஷன் ட்ரேட் பண்ணுங்கள் ஏன்னா அதை மூவ்மெண்ட் நல்லா இருக்கும்னு கூட நம்ம வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறோம் இப்போ நமக்கு பாருங்கள் சிக்ஸ் எயிட்டி ரேஞ்ச் வந்து ரீச் அவுட் வந்து கொடுக்குது நமக்கு சிக்ஸ் ஹண்ட்ரடில் வந்தது சிக்ஸ் எயிட்டி பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து மூவ்மெண்ட் கொடுத்துருக்கு ஸோ ஆப்ஷனில் இப்போதைக்கு எயிட்டி பாயிண்ட் வரைக்கும் போயிருக்கு ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் டேரக்டாகவும் ஆப்ஷனில் அப்ளை பண்ணி அதில் வர கால்ஸ் பார்த்து ட்ரேட் பண்ணுறனாலும் பண்ணிக்கலாம் இதில் நமக்கு என்ட்ரி பாயிண்ட் என்ன அப்படின்ட்டு கிளியராக வந்துடும் அந்த என்ட்ரி பாயிண்ட்டில் நம்ம என்ட்ரி எடுத்து ட்ரேட் பண்ணுறனாலும் பண்ணிக்கலாம் இல்லாட்டினா ஃபியூச்சர் பார்த்துட்டு அதில் பை வரையில் என்ட்ரி எடுத்துகிட்டு டார்கெட் அச்சீவ் பண்ணையில் க்ளோஸ் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம் ஸோ அது அவுட் ஆஃப் த மணி மித்த ஆப்ஷன்லாம் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஃபியூச்சர் பார்த்து ரொம்ப ஈஸியாக நீங்கள் ட்ரேடிங்ஸ் பண்ணிக்க முடியும் உங்களுக்கு இந்த சார்ட் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த சார்ட்டை சப்ஸ்கிரைப் பண்ணுற டீட்டெயில் தெரிஞ்சுக்கணுன்னா வாட்ஸ்அப்பில் ஹேண்ட் மெசேஜ் அனுப்புங்க டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணுறோம் பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் Thank you.